எனக்கெல்லாம் உடம்பு ஏறாத மச்சான் சத்தியமா ஏறாது ஏன்டா அப்படி சொல்ற என்னடா நான் ஏத்தி காட்டுறேன்டா டேய் டேய் சொன்னா கேள்றா உனக்குலாம் உடம்பு ஏறாதுடா டேய் உடம்பு ஏத்தி காட்டுறா எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு sir sir Look at my face in the mirror, and I wonder what I see. I'm just a traveling soldier, and I'll be all சூழ்நிலை என்ன பண்றா நீ தோத்துட்ட தோத்துட்ட இதெல்லாம் உனக்கு தேவையா ப்ரோ அந்த செங்கல் அதெல்லாம் எனக்கு தெரியும் போடா அதை போட்டு காலை உடிச்சு விட்டாங்க டேய் இந்த கரும்பு தேங்காய் விட்டு போற சீத்திட்டு வா சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்